there ஆவாதி பண்ணி நாட்டுக்கும் வா தும்பல் மேல ஊத்தி அகராதி பண்ணி பண்ணலாம்னா ஆவாது தும்பல் மேல தேய்ச்சி ஊத்து அப்படியே கூட ஊற்றலாம் ம் அவ்வளோதான் ஆமா ஆமாம் கத்தம் பண்ணணும் ம் இப்போ நல்லா தான் போய்